வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் தான் அதுக்கு முன்னாடி இந்த இடம் கிடக்கு நீங்கள் நினைப்பீங்க என் தம்பி இங்கே வரப்போகிறான் என் தம்பியை பார்க்குறீங்களா வந்துட்டான் இவன் தான் என் தம்பி தம்பியில் ஹாய் சொல்லு ஹாய் ஓகே அன்பாக்ஸ் பண்ணிடலாமா என்னன்னு தெரியுமா நான் வாழையில ஒரு ஓவியம் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் வாழையில ஒரு ஓவியம் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வேணும்னா இப்போ லைட்டாக போட்டு வரேன் பாருங்கள் Oh shit, I got a new challenge. Check it out. Yeah, I got a brand new challenge. Everybody told me I should grab the microphone and cut it open with my talents. I take a sharpie, tagging your medulla. I'm Legata. I was screwing with your mama. I'm assuming I'm your father. See a lot of people copying my videos. are holding up an iPhone when they're rapping, trying to do it like I do. I'm giving a middle finger to the universe and sicker than fuck quick when I bust putting voodoo inside you. I got this bit 400 words in under a minute. Fucking exquisite when I bust some ridiculous type of raps, bro. I can cross a tightrope. இந்த இந்த பெயிண்டிங் தான் அது இந்த பெண்ணிக்காக நான் வரைஞ்சி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு அனுப்பியிருந்தேன் அவங்க இது வந்து முதல் முறையாக வானிலை வரையப்பட்ட ஓவியம் என்பதனால இதுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு கொடுத்துருக்காங்க எப்படின்னா தேசிய விருது நேஷ்னல் ரெக்கார்டு இந்திய சாதனை பண்ணியிருக்கேன் அது அவங்க அதுலேருந்து எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் பேக் அனுப்பியிருக்காங்க வாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோ ம் வாங்க பார்த்துங்க அவங்க அனுப்புனது ஹேண்டில் விட்டு கேரன் போட்டு உள்ளக்கே சர்டிஃபிகேட் பேக் இருக்குது வாங்க உள்ளக்கு எப்படி பிரித்து பார்க்கலாம் என்னடா பெரிய டப்பா உங்களுக்கு எது போல பாருங்கள் இதுதான் நம்ம நேஷ்னல் ரெக்கார்ட் எப்படி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பார்த்துங்க இதுதான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட லோகோ இது உள்ளக்கே தான் நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க வாங்க உள்ளே போய் பார்த்துருவோம் தொடர்ந்து என்னுடைய முயற்சிக்கு கிடைச்ச பரிசு தான் நான் நேஷ்னல் ரெக்கார்டு பண்ணலாமே எனக்கு ரொம்ப ஆசை ஏதாச்சும் ஒன்று வித்தியாசம் பண்ணலாம்னு தான் இதை நான் பண்ணேன் நேஷனல் ரெக்கார்ட் கிடச்சிருச்சு அடுத்து என்னுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட் சர்வதேச சாதனை அதாவது உத உலக சாதனை படைக்கலாம்னு இருக்கிறேன் அதுக்கு இப்போ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிருக்கேன் அதையும் இப்படி சீக்கிரத்தில் வாங்கிடுவேன் அது அன்பாக்ஸ் வீடியோ வந்தாலும் வரலாம் இன்னும் கொஞ்சம் மாதங்களோ வருஷங்களோ தெரியல வரலாம் தற்போதைக்கு இது என்னுடைய முதற்படி ரெக்கார்டில் சாதனை செஞ்சுருக்கேன் வாங்க பார்ப்போம் வாவ் என்னென்ன போனால் இருக்கேன் முன்னாடி மெடல் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ம் நல்லா தேசிய கொடி மாதிரி ஏதோ ஒரு லோகம் வேற உள்ளே போட்டிருக்கா ம் இப்படிதான் இருக்கு பார்த்துங்க இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லோகோவோட ஒரு நமக்கு ஒரு மெடல் கொடுத்துருக்காங்க நல்லா தான் இருக்கு ஹேஸ்டன் ரெக்கார்டுக்காக பார்ப்போம் அடுத்து என்ன இருக்குது இதை அப்படி வச்சுருவோம் அடுத்து பேட்ச் கொடுத்துருக்காங்க பேட்ச் இங்கே குத்திக்கிற மாதிரி குத்துவோம் அடுத்து ரெண்டு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க தேவைன்னா எல்லாச்சும் ஒட்டிக்கலாம் நேஷனல் ரெக்கார்டு லோகோவோட ஸ்டிக்கரு அடுத்து இது வந்து நம்ம பில்லு நம்ம கொடுத்ததுக்கான ஒரு கெட்டு போது உங்கள்கிட்ட தெரியாமல் காமிச்சுக்கிட்டேன் அடுத்து நம்ம முக்கியமாக பாருங்கள் என்ன உங்களுக்கு தெரியலையா என் ஃபேஸு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க நேஷ்னல் ஐடி கார்டு போட்டதுக்கான ஐடி கார்டு பார்த்து தெரியுதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று India Book of Records record holder இது ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து ஏதோ ஒன்று இருக்குது பேனா வெயிட்டாக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது பேனா சூப்பர் பேனா அவங்க கொடுத்துருக்காங்க நல்ல பேனாவாக தான் இருக்குது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் லோகோவோட ஒரு பேனா கொடுத்துருக்காங்க நல்ல பேனா தான் ம் நல்லா தான் இருக்குது எழுதி பார்ப்போமா ம் நல்லா தான் எழுதுது ஓகே சூப்பராக எழுதுது பேனா ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க இதான் national book book of records India Book of ரெக்கார்ட்ஸ்க்கான புக்கு அடுத்த வருஷம் இருபத்தெண்டாயிரத்தி இருபத்தொன்று அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச சாதனை இது மாதிரி இனிமேல் செய்யக்கூடிய சாதனையாளர்களுக்கு அவங்க அந்த புக்கில் நான் என்னுடைய ஃபோட்டோ வரும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இப்போ இப்போ இப்போ செஞ்ச சாதனைகள் இனி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் புக்கில் என்னுடைய சாதனைகள் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட பக்கம் இதெல்லாம் செஞ்ச சாதனைகள் வேறு வேறு ஆளுகள் அப்புறமா பார்த்து படிக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும் நல்லா வெயிட்டாக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து தான் நம்மளுடைய மெயின் பிக்சரே உள்ளே இருக்குது இது எல்லாத்துக்குமே மொத்தம் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டாங்க வச்சுக்க உள்ளே வச்சுக்கிற மாதிரி வாங்க உள்ளே இப்போ தான் நம்மளுடைய சர்டிஃபிகேட் வருது நேஷ்னல் ரெக்கார்ட் செஞ்சதுக்கான சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்குறீங்களா ஏரியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நல்லா படித்து பார்க்குறீங்களா certificate India Book of Records largest Indian national emblem drawing on banana leaf uh, the record of drawing the largest indian national emblem on banana leaf was set by hariraj ravichandran born on june 27 2005 of arasargulam tamil nadu he drew the India national eighty two banana leaf thirty four centimetre with 34 blue and white poster and white confirmed colors April sixteen two thousand 16, one டேட்டோட போட்டு நம்ம இந்த ரெக்கார்ட் எப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே சைனு யாருன்னா இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட சீஃப் எடிட்டர் சைனோட சர்டிஃபிகேட் வந்திருக்கு இந்தியா புக் எங்கே புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு நான் அப்புறம் அனுப்புகிறேன்